அப்படியே என்ன வேற என்ன இருக்கும் அதான் சார் லேடிஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க இல்லாட்டி நம்பிக்கை இல்லை கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லை ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதான் பாக்குறாங்க சார் டவுன்லைன்ஸ் ஒர்க் பண்ற வரைக்கும் இருக்காங்க அவங்க ஸ்லோ ஆனோம்னா இவங்களும் ஸ்லோ ஆயிடுறாங்க சரி அவங்க பண்ணா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம போயிட்டே இருந்தாங்க அவங்க ஒருத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கனால <laughs> அது ஒரு ஏமாற்றமா இருக்கு அவங்க இருக்காங்க இல்லை நான் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஆனால் வந்து அவங்க தான் இல்லைல்ல அவங்க அவங்க இருந்தனால நான் பண்ணிட்டேன் இவ்வளோ இவ்வளோ அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்கள கூப்பிட்டு ஆமாம் ஆமாம் ட்ராவல் நான் சொல்லுறது உங்களுக்கு கரெக்டா புரியுது சரியா நம்ம நம்ம ட்ராவல் பண்ண முடியும் சொல்கிறதோ நீங்கள் நடத்துகிறதோ ஏதோ பண்ணுங்க அங்கே எதுனா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணால் இந்த இந்த ரிலேஷன் கண்டினியூட்டே இருக்கலாம் எதுன்னு சொல்லுங்கள் தர்மராஜ் நம்ம நீங்கள் கேரக்டர் ஏன் கேரக்டர் இருந்தால் ஒரே கேரக்டர் ராணி நம்ம துர்கா எல்லாம் பேசிட்டு காரணம் வந்து அது அப்படியே புரியுது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது சம்பந்தம் இல்லாமல் ஏட்டி இப்படி பேசுகிறேன் அப்படியே சண்டைக்கில் பார்க்குறோம் சொன்னால் எல்லாம் கேட்பேன் சொல்லல அவங்க முழிக்கிறாங்க சொல்லுவாங்க நம்மள மாதிரி என்ன மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இதான் சொல்லியிருக்காங்க வந்துடுறாங்க சார் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்தோன்னே வந்து அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அவங்க வந்துட்டாங்களா அவங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடுறாங்க நீங்கள் நிறைய பேர் கோச்சிங் பண்ண நம்ம கஷ்டம் இருக்கும் மூணு பேர் கோச்சிங் பண்ணி ஓகே அந்த மூணு பேர் மூணு பேர் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இதுதான் அந்த ரெண்டு லட்சத்துக்குள்ள இவ்வளவுதான் பேக்கேஜ் வேற பேக்கேஜ் கிடையாது பத்து பேர் கூட்டு கூட்டம் கூட்டு எல்லாமே போயிட்டு இருந்தா அந்த இடத்துல கடைசி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்க அங்க போயிருங்க நீங்க இந்த மாதிரி வேலைக்கார மாதிரி ஆயிருக்கு அங்க போய் க்ளோஸ் பண்றாங்க இங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க இந்த நீ இந்த நீ அடுத்து ஒரு ஒரு நாலு சர்வீஸ் அந்த சர்வீஸ் அவங்களுக்கு தெரியற வரைக்கும் அடுத்து நீங்க பண்ணுங்க அந்த ஒரு இது அப்பதான் நான் டீம் டூப்ளிகேட் இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் நான் பாருங்க வந்து இடம்லாம் போகும்போது இந்த பாசனம் பக்கம் இந்த பாசனம் நான் எப்படி கைமாறி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியுது இதை தான் செஞ்சா இப்படி செஞ்சா ஒருத்தர் கூட்டு கூட்டிட்டு வச்சு அவங்க கூட்டியே ட்ராவல் பண்ண அப்படின்னா அடிச்சு முளைக்கு வெளியே வந்துடலாம் அப்படின்னு தெரியுது பட் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை நூற்றுக்கணக்கான பேர் இவ்வளோ பிடிச்சி எல்லாருக்கும் தனித்தனியாக பார்க்கணும் ஆசை செய்யணும் ஆசை நான் முடியாத ஒரு சூழ்நிலை ப்ராக்டிக்கல் எனக்கு ஒரு பழமொழி தான் வருது நேற்று அப்துல் நபி சொன்னது ஆகுது பயந்தவனுக்கு வந்து பாதையெல்லாம் ஒரே பெயினும் பயமும் ஓடி போயிட்டே இருக்கும் ஆனால் துணிஞ்சவனுக்கு எல்லா இடமும் வழி எடுக்கும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் இதையும் என்னோடய வாழ்க்கையை நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த என்னோட வாழ்க்கையும் பெண் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த ஒன்று தான் நடந்திருக்கு எது எடுத்தாலும் நான் வழி கண்டுபிடிச்சிருவேன் இந்த வழி அந்த வழி அதை பண்ண முடியுமா இதை பண்ண முடியுமா செஞ்சுட்டே இருந்திருக்கேன் நான் தோய்வு அடையவே இல்லை யாருக்காக நிற்கவும் இல்லை அது பண்ணவே இல்லை அந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாரும் அப்படி இருக்குன்னு தான் கேட்டேன் எல்லாருமே ஒரு வழியில் எனக்கு பல வழி இருக்குது இதெல்லாம் பல வழி நீங்கள் இது பண்ணுறது ட்ரைனிங் பண்ணுறது இதெல்லாம் பல வழி தெரியாது நமக்கு எது சிஸ்டாமல் எது எங்கே பண்ணணும் ஃபெயிலியர் ஆகிறது பற்றி கவலைக்கூடாது அந்த வழி இந்த இடத்துல யாராவது ஒரு மீட்டர் வந்து எதாவது சொல்லி கொடுத்தாரு அது பண்ணும் ஆனால் உண்மையிலே தேடுறதும் ஓடுறது எல்லாம் நீங்களே தான் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நான் நான் யோசிக்கும் போது நினைக்கிறேன் எல்லாருமே ஜெயிக்கணும் தொண்ணூத்தொம்பது தடவை தோக்கணும் எத்தனை தடவை தோணும் அதான் தொண்ணூத்தொம்பது தடவை ஃபெயிலியர் ஆகும் ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அது ஹிட் ஆகும் இல்லையா இன்னைக்கு இவ்வளோ ஓட்டம் சாட்டா இல்லை என்னெல்லாம் பண்ணேன் நீ யாரும் கண்டுக்கல ஒன்றும் பண்ணல ஒரே ஒரு இடத்துல அடி வச்சிருக்கு அது ஏன் சீல் தான் எனக்கு தெரியாது நான் மாறவே இல்லை அந்த சீல் பிடிச்சி போய் எல்லாருக்கும் இல்லையா ஸோ எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு அந்த இடம் ரெண்டாவது கோச்சிப்புள்ள நான் இருக்கணும் வந்து சேரணும்னா நம்ம சேர முடியாமல் நம்ம புரியாமல் இருக்கோம் சிலம் நல்லா புரியும் அதை பொறுத்து தான் செந்தில் மாதிரி எனக்கு செந்தில் மாதிரி செந்தில் வேணுமா எனக்கு செந்தில் இருந்தால் தான் முடியும் வெறும் துறை ஜில்லத்தில் முடியாது எனக்கு வேண்டாம் அவங்க மட்டும் கொடுத்துருங்க அதில் சாப்பிட்டுக்கிறேன் போஸ்கா லெமன் ரைஸ்னு போடுவா அவரு ஏதோ ஒரு பெரிய கடை பெரிய கடைனா நல்ல சின்னாலாம் போட்டு இந்த எல்இடிலாம் எழுதிப்பார் அவர்கிட்ட போய் கேட்கணும் அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்றதுன்னு அவர் கால் அடிச்சு பார்க்காரு ஏன் இங்கே யாருக்கும் அப்படி ஒன்றும் கிடையாது பார்த்து ஏத்தால ஒருத்தர் பொடி கடை வச்சிருக்காரு அவர் தான் டப்பா இது காரு போய் நிற்கு ஏழு இறங்குதா என்ன அவ்வளோ தேடி இவ்வளோ வந்திருக்கான் இது வண்டி டேர்ன் அடிச்சு அங்கேருந்து அவ்வளோ பேர் கிடைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்ததெல்லாம் அந்த வீடியோ சேர்த்து தான் விட்டுட்டேன் கஸ்டமர் எல்லாம் எவன்ட்டி பேச மாட்டேன் உண்மையில இருப்பேன் சமையல் பண்ணிட்டு முடிச்சுட்டு போனால் வரானா இல்லையா வந்தால் கொடுப்பேன் என்னன்னு இப்போ எல்லாத்தையும் நான் பேசுகிறேன் தயிர் சாதம் வச்சா கூட வந்து தயிர் சாதம் வைக்கேன் அப்பளம் அப்பளம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க வேலை பார்த்தீங்கன்னா அது தினமும் என்கிட்ட வராரு அவர் அவர் ஊருக்கால உழவுதை எல்லாம் எனக்கு பேசி போகிறாரு ஓப்பன் இது ஓப்பன் ஹேண்டாக கொஸ்டின் பேசி கொடுக்குறது பேசுறது அவங்க வாய்ப்பு தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எவ்வளோ இல்லாமல் பேசிட்டு இருக்காரு அவருக்கு அதனால உங்களுக்கு தெரியாது என்ன பேசிட்டு இருக்காரு பெஸ்டியை வெட்டிட்டு இருக்காங்க நம்ம முருகனோட டபுள் என்னவர் முருகனை முருகன் தான் கூப்பிட்டு வந்துடுறாங்க நான் நம்ம முருகன் ஃபோன் பண்ணுவேன் நம்ம ஹீரோ பார்க்க வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்ச நேராக கால் பண்ணி அவர்கிட்ட ஓ என் டபுள் பார்க்க தெரியாது சொல்லுறது அது பண்ணுறது சர்வீஸ் கொடுக்குறது ஸ்மைல் பண்ணிட்டே இருக்குது சந்தோஷமாக நிறைய கொடுக்குறது நிறைய சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் கிடைக்கும் இது ரொம்ப கோவப்படுவேன் வீட்டில் எனக்கு கோவம் கிடையாது பொறுமையாக இருக்கேன் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இது எல்லாம் யூடியூப் பார்த்து மட்டும் நடந்தது சீக்ரெட் இந்த ட்ரைனிங்லாம் திட்டுவாங்களே வெறும் யூடியூப் ட்ரைனிங் தானே நம்ம எஜுகேட் பண்ணும்போது மக்கள் வந்து நம்மளை பெட்டராக பார்ப்பாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது பெரிய வரப்பிரசாதமும் ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய விஷயமா பார்க்கணும் டீச்சிங் வந்து ஆல்வேஸ் ஒரு இது குக்கிங்னு பாருங்கள் யார் குக்கிங் பண்ணாலும் அவங்க மட்டும் ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன ஆகும் இல்லை ஹெர்பல் அது அது எவ்வளோ கிச்சன் இருக்கிறது இதை புரியாமல் கொடுக்குறது முதல்ல ஸ்டாப் பண்ணிடுறாங்களோ அது எதுவுமே நடக்கிறது அங்கே நின்றது இது வந்து என்ன இந்த என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபம் அவங்க இப்போ அந்த ப்ரீ டூப்ளிகேஷன் ரெண்டு நாள் போட்டுமா வச்சு வேற வேலை இப்போ அப்படி இல்லை இது எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு விடுற வரைக்கும் கிடையாது இது கூட யாராவது சரி கொடுக்கட்டாலும் சரி நம்ம நம்ம செலவு ரொம்ப சிம்பிளான இது பழைய ஜீன்ஸ் ஆகணும் கீஞ்சி பண்ணாலும் தட்டி போட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா பணம் தேவையில்லையாது என்ன தெரியா செலவு நிறைய நேரம் தேவைப்படும் டிசைன் இது ஒரு நல்ல ஜீன்ஸ் வாங்கினேன் இது மடக்கி மடக்கி மடக்கி டார் ஆகிடுச்சு இந்த மொபைல் வச்சு வச்சு இதுலேயும் ஓட்ட வந்துச்சு இது வச்சு வச்சு இதில் ஓட்டி கொண்டுட்டு தையும் எவன் கேட்க முடியும் சொல்லுங்க போனா பிரசன்டேஷன் ஆகுதா க்ளோசிங் ஆகுதுல வேற என்ன இருக்கு இது ஓட்டை போட்டேன் நான் ஆக்சுவலி ரெண்டாம் நாளைக்கு தான் போட்டு வெளியே கிளம்புறேன் ரொம்ப கொடுற வேறு வேண்டாம் எல்லாரையும் மதிக்கிற மாதிரி இருக்கிறது சொல்லி கிளம்பிட்டுதான் இதான் போட்டு தான் கிளம்புறேன் ரெண்டாம் நாள் அவர் அவர் யாருக்குமே பயந்துருக்கேன் நல்லா இருந்துங்களா நீங்க தான் கோட்டுச்சேரி கிடையாது அது கிடையாது கருப்பு ஜீன்ஸுக்கு கருப்பு இது நல்லா இருந்திருக்கும் இல்லையா நான் போட்டு வந்து போட்டோ எடுத்து தெரியுமா அதுக்கு போட்டு தான் எடுத்தேன் அப்புறம் ரொம்ப மரியாதை குறையா இருக்கும் இந்த லேசர் ஒரு அட்ராக்ஷன் எது எது நல்லா இல்லன்றீங்க எது நல்லா இல்ல மேம் லாஸ்ட் லாஸ்ட் போட்டது பிரவுன் கலர் சொல்லல பிரவுன் கலர் நல்லா இல்ல வந்து ஹேர் கலர் பண்ணிட்டு போட்டறலாம் பாத்தீங்களா வந்து சப்போர்ட் பண்ணோம் எதிர்க்கும் <laughs> நம்ம ரெண்டையும் அப்படியே அவங்களோட கிரே ஹேருக்கு நல்லா இருக்கும் பட் அன்னைக்கு போட்டிருந்த அந்த பிளாக் வித் அதுக்கு வந்து அவங்க வந்து ஹேர் கலர் பண்ணிருக்கோம் ஹேர் கலர் இப்போ வந்து இவங்கள மாதிரி ப்ளூ பிரவுன் வேறு லெவல் சார் சூப்பர் அப்படின்னு நாலஞ்சு பேர் வந்து சார் இப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார் அப்படின்னு இவ்வளோ சும்மாவே சூப்பராக இருக்குது இப்படி அப்படின்னு நிறைய பேர் பாராட்டு அப்புறமா என்ன சார் இது ஒரு ப்ராண்ட் ஸோ போட்டுட்டு வந்தேன் இவங்க சந்தோஷம் கலத்தி போட்டேன் அவங்க சந்தோஷம் சாட்டை டைம் ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை இதே கல்ல ரொம்ப புத்தியலித்தனமாக நடக்கும் சரி வந்துடலாம் ப்ரோக்ராம்லாம் ஷெடியூல் அங்காலீஸ்வரி ரெடியா ரெடி தானே டிசிஷன் எப்படி டீச்சர் போட்டி சேர்ந்து நேரம் கிளம்பி ரிட்டர்ன் தான் போகக்கூடாது அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி கேட்டா அங்காலீஸ்வரி தானே எப்படி இருக்கு எடுத்தீங்கன்னா பட் இங்கே அவங்க எடுக்கிற முடிவு சரி பண்ணலாம் அவங்களால வச்சுக்க முடியல இப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துருக்கீங்க லைஃப் எடுத்தாச்சு அவங்க அந்த முடிவு எடுக்க முடியாது நேற்று ஒருத்தவங்க விஜயம்மா வீட்டில் இருந்தாங்க கேட்டு அட்ரஸ் வந்து சேர்ந்து தெரியும் நிறைய அவங்க வந்து ஏதோ லட்டு பண்ணிட்டு சார் நட்ஸ்